स्वेच्छा केसरिणः स्वच्छसुच्छाय आयासितेन्दवः त्रायन्तां वो मधुरिपोः प्रपन्नार्तिच्छिदो नखाः இதுல வந்து ஆம், நம்ம இந்த ஆர்குமெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது பிரதிபாத்திய விஷயம்னா என்ன ஆஹ் அஹ் வாச்சியார்த்தம்ங்கிறது என்ன அந்த பிரதிபாத்திய விஷயத்துல உங்களுக்கு வந்து என்ன ரெண்டு வகைப்படுறது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சார் சோ த்விவிதா இந்த இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் த்விதா விஷய சப்தானாம் அனுமேயா பிரதிபாத்தியஷ்ட அதாவது அனுமேயம் அனுமானத்தினால நம்ம வந்து நமக்கு தெரிவி அறியப்படுகின்ற ஒரு விஷயம்ங்கிறது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு பிரதிபாத்தியகாங்கிறச்சு வெங்கியமா தெரியக்கூடிய விஷயம் தத்திர அனுமேயா விவக்ஷா லக்ஷணா அதாவது ஒரு ஒரு பேசுறவன் எதை சொல்லணும்னு விருப்பப்படுறானோ அது வந்து அனுமேயமா இருக்கக்கூடிய விஷயமா ஆயிடுறது ஆமா சோ தத்திர அனுமேய விவக்ஷா லக்ஷணா விவக்ஷாச்ச சப்தஸ்வரூப பிரகாசன இச்சா சப்தத்தினுடைய ஸ்வரூபம் என்னவோ அத வந்து தெரிவிக்கக்கூடிய இருக்கும் ஆசை ஒரு ஒரு வகைப்படுறது இன்னொன்னு சப்தேன அர்த்த பிரகாசன இச்சா சப்தத்தினால ஒரு அர்த்தத்தை தெரிவிக்க கூடியதா இருக்கலாம் அதுதான் விவக்ஷாங்கிறது இது ரெண்டு பிரகாரம் அதுல முதல்ல சப்த சப்தத்தினுடைய வெறும் ஸ்வரூபத்தை பிரகாசனப்படுத்தணும்னா சாப்த விவகார அங்கம் அது வந்து தத்திர ஆத்யா ந சாப்த விவகார அங்கம் சாஹி பிராணித்துவமாத்திர பிரதிபத்தி பலா துவிதீயாச்ச அதாவது முதல்து வந்து உங்களுக்கு சப்தத்தினுடைய விவகாரத்துக்கு அங்கமா இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு இதுவா சொல்ல முடியாது ஒரு நிமிஷம் हा शब्द आद्या तत्र आद्या न சாப்த விவகார அங்கம் சப்தங்களினுடைய ஒரு ஒரு விவகாரத்து சாப்தங்கிறது வந்து உங்களுக்கு அர்த்தம் அர்த்தத்தினுடைய விவகாரத்தினுடைய அங்கமாக ஆகாது ரெண்டாவது அது வெறும் பிராணி மாத்திரம் தட் இஸ் சப்தத்தினுடைய ஒரு டைரக்ட் மீனிங் என்னவோ அந்த ஸ்வரூபத்தை மாத்திரம் உங்களுக்கு பிரகாசனப்படுத்துறது ஜ விசர்க்கம் அஜாஹா அவ்வளவுதான் அங்கே தவிர அங்க உங்களுக்கு அர்த்தம் அர்த்தம் இல்லை I am only trying to teach the சப்தம் i'm not mm. trying to teach the meaning there or I'm not trying to reveal the meaning எனக்கு hmm. வெறும் சப்தத்தினுடைய பிரகாசனம் மாத்திரம் அங்க வந்து ஒரு இருக்கும் அது அது ஒண்ணு அது நமக்கு இப்ப தேவையில்லை அது வெறும் பிராணி மாத்திர பிரதிபத்தி பலா அந்த வெறும் அதனுடைய ஒரு இந்த ஸ்ட்ரக்சரை மாத்திரம் சொல்லக்கூடியதுதான் அதனுடைய பலன் த்விதீயா தூ இரண்டாவதுங்கிறச்ச இந்த சப்தேன அர்த்த பிரகாசன இச்சாங்கிறது இருக்கே அது சப்த விசேஷ அவதாரண அவசித வியவஹிதா அபி சப்த கரண விவகார நிபந்தனம் அதுக்கு வந்து சப்தம்ங்கிறது கரணமா ஆயிடுறது நமக்கு அந்த சப்தம்ங்கிறது வே தெரிய வேணும் அந்த ஒரு சப்தத்தினுடைய அவதாரணா அதுல போய் முடியறதாக இருந்த பொழுதிலும் உங்களுக்கு சப்தம்ங்கிறது தேவையா இருக்கு தே துவே அபி சப்தானம் அனுமேயக விஷய இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து அனுமேய விஷயமா எடுத்துக்கிறது ஒரு சப்தம் சொல்லியிருக்கான்னா அந்த சப்தத்திலிருந்து இந்த சப்தம் மாத்திரம் எனக்கு தெரியணுமா அல்லது அந்த சப்தத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அர்த்தம் தெரியணுமா ரெண்டு வகைப்படுறச்சேயும் இந்த சப்தத்தை உபயோகப்படுத்தினதுனால இந்த அர்த்தம் எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சப்தம் உபயோகப்படுத்தினதுனால இந்த ஸ்வரூபம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு அனுமான பிரக்கிரியா சொல்லி வரக்கூடிய விஷயமா இருக்கு அதனால ரெண்டு முறையும் உங்களுக்கு வந்து அனுமேயா அதே பிரதிபாத்தியகான்னு எடுத்துக்கிறச்சு பெண்ணாருதுன்னா பிரதிபாத்தியஸ்து பிரயோக்துஹு அர்த்த பிரதிபாதன சமீகா விஷயீகிருதா எவன் ஒருவன் பிரயோகம் செய்கிறானோ அப்படிங்கிற ஒரு கிளாஸ் அங்க வந்துடுறது அஜகான யாரு உபயோகப்படுத்தினாலுமே உங்களுக்கு அஜஹாங்கிற ஸ்வரூபம் தெரிஞ்சுடலாம் யாரு சொன்னாலும் பரவாயில்ல அந்த இடத்துல வந்து பிரயோக்தா யாருங்கிறத பத்தி நம்ம கண்டுக்க போறது எங்கத்துல நமக்கு பிரயோக்தா யாருங்கிறது வேணும் பிரயோக்தா எந்த ஒரு விஷயத்த தெரிவிக்க ஆசைப்படுறாங்கிறது இருக்கு ரெண்டுமே வேணும் ஒரு அம்மா வந்து நீ போய் விஷம் சாப்பிடுன்னு சொல்றான்னா ஒரு அம்மா ஒரு புள்ளேட்ட சொல்லுவாளா இது சொல்ல மாட்டாளோ இல்லையோ அப்ப விஷம் சாப்பிடுன்னு சொல்றச்சு அது சத்ரு வீட்டுல போய் நீ சாப்பிடுறங்கிறது குறிக்கிறது இல்லையோ <laughs> சமானம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரயோக்தாவனுடைய ஒரு அர்த்த பிரதிபாதனை எந்த அர்த்தத்தை தெரிவிக்க ஆசைப்படுகிறார்களோ அதனுடைய சமீகா விஷயீகிருதா அது வந்து கொண்டதாக இருக்கு அந்த சப்தம் அப்போ அது பிரதிபாத்தியகான்னு சொல்றோம் அந்த பிரதிபாத்தியமா இருக்கிறது வாச்சியா வியங்கியா ச இதுல இருந்தா இப்ப ஆரம்பிக்கணும் வாச்சியார்த்தமா இருக்கலாம் அல்லது வியங்கியார்த்தமா இருக்கலாம் பிரயுக்தாகி கதாச்சித் ஸ்வசப்தா ஸ்வசப்தேன அர்த்தம் பிரகாசயித்தும் சமீகத்தை சில சமயம் ஒரு பிரயோக்தா என்ன பண்றான்னா அதாவது சப்தங்களை வந்து உபயோகப்படுத்துற ஒருவன் சப்தேன தான் உபயோகப்படுத்தும் ஒரு சப்தத்தை வைத்துக் கொண்டு ஒரு அர்த்தத்தை பிரகாசயித்தும் தெரிவிப்பதற்கு சமீகத்தை ஆசைப்படுகிறான் கதாச்சித்து சில சமயம் என்ன பண்றான்னா சுவசப்த அனபிதேயத்வேன எந்த அர்த்தம் தெரிவிக்கணுமோ அந்த அர்த்தத்தினுடைய வார்த்தையை உபயோகப்படுத்தல உபயோகப்படுத்தாமலேயே சோ ஸ்வசப்த அனபிதேயத்வேன பிரயோஜனாபேட்சையா கயாச்சித்து அப்படின்னா பிரயோஜனத்தை இந்த சப்தத்தை உபயோகப்படுத்தினா இதனுடைய பிரயோஜனம் இவன் இன்னும் டக்குன்னு பிடிப்பான் ஒரு குழந்தைக்கு நீ அங்க போய் சாப்பிடாதன்னு சொல்றத விட விஷம் சாப்பிடு அப்படின்னு உடனே ஒரு ஒரு டுப்புன்னு அப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு எதுக்கு நீ விஷம் சாப்பிடுன்னு சொல்ற ஒரு அம்மா சொல்லுவாளா அப்படி அப்படின்னு பக்குன்னு <laughs> அந்த அந்த எஃபெக்ட் போய் இன்னும் நன்னா முடியும் அந்த குழந்தைட்டு அதனால அந்த பிரயோஜன அபேட்சையா whatever is the purpose of using that word அதை வந்து தெரிவிக்கணும்னு இருக்கலாம் சொல்ல முடியாது சொல்லறதை விட if you says in this way that will have more effect more effect so அதனால அந்த தாய் வேணுங்கிற அந்த பிரயோஜனம் அங்க வந்து வந்துடுறது சோ பிரயோஜனாபேட்சையா கயாச்சிது அப்படின்னா பிரயோஜனாபேட்சையா பிரயோஜனத்தை உத்தேசிச்சு ஒரு ஒரு அதாவது கயாச்சித்துங்கிறச்சு இந்த இடத்துல அழகா போட்டிருக்காரு கோபன கிருத சௌந்தர்யாதி லாப அபிசந்தானாதிகயா அப்படிங்கிற அந்த அந்த வியாபாரம் என்னன்னா வியஞ்சனா வியாபாரேனன்னு அர்த்தம் சோ வியஞ்சனையா கயாச்சித்து வியஞ்சனையா அந்த வியங்கியார்த்தம் எப்படின்னா உங்களுக்கு வந்து கோபன கிருத்தம் அதை மூடி மறைச்சு சொல்றதுங்கிற ஒரு அழகு நம்ம இந்த குழந்தை அம்மாங்கிற விஷயத்துல விஷம் புங்ஷுவங்கிற விஷயத்துல வந்து உங்களுக்கு விஷம்ங்கிறது ஒரு கோபன சௌந்தர்யம் இல்ல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரயோஜனம் தட் இஸ் அந்த குழந்தைக்கு போய் it will reach even with greater போர்ஸ்ங்கிறதுக்காக இதே பிரமதார்மிக விஷரப்தங்கிறதுல எடுத்துட்டோம்னா அவன் மூடி மறைச்சு தன்னுடைய விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறான் அதனுடைய அழகு அந்த அழகு வந்ததுன்னா அந்த வெங்கார்த்தத்துக்கு இன்னும் அழகு ஜாஸ்தியா இருக்கும் சது द्विविधः प्रतिपाद्यः विषयः शब्दानां न लिङ्गितया स्वरूपेण प्रकाशते अपि तु कृत्रिमेण अकृत्रिमेण वा सम्बन्धान्तरेण இந்த இடத்துல வந்து பிரதிபாத்தியா விஷயா என்ன ஒரு பிரயோக்தா ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்துறான் அதுல இருந்து தெரியக்கூடிய அர்த்தம் அந்த ரெண்டு வகையான ஒரு அர்த்தமும் ரெண்டு வகைப்படும் அர்த்தம் என்ன முத வாச்சியா வியங்கியா இல்லையா சோ வாச்சியமா இருக்கட்டும் வெங்கியமா இருக்கட்டும் ரெண்டு வகைப்படுகின்ற அந்த பிரதிபாத்திய விஷயம்ங்கிறது சப்தத்தை வந்து லிங்கியா வச்சுண்டு நம்ம சொல்லல சப்தானாம் ந லிங்கிதயா ஸ்வரூபேண பிரகாசத்தே அபிது கிருத்திரிமேன அகிருத்திரிமேன சம்பந்தாந்தரேன இந்த இடத்துல வந்து இது லிங்கம் லிங்கிங்கிறது கிடையாது ஹேது ஹேதுமத் பாவம்ங்கிறது கிடையாது அந்த இடத்துல எனக்கு சாத்தியமா போகல அந்த இடத்துல அர்த்தம் சாத்தியம்னா என்ன வன்னிய நான் இந்த இடத்துல வந்து இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு எனக்கு சந்தேகம் இருக்கிற இடத்துல நான் உடனே வந்து I am searching for some evidence smoke இருக்கான்னு பாக்குறேன் அதுக்கப்புறம் ஸ்மோக் இருந்ததுன்னா I I am concluding that வன்னி இருக்கு அப்படின்னு சாதிக்கிறேன் அந்த இடத்துல அப்போ அது சாத்தியம்ங்கிற ஒரு வஸ்துவா ஆயிடுறது எந்த இடத்துல சந்தேகம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம சாதிக்கிறோம் அதனுடைய பிரசன்ஸை ஒரு லிங்கத்தை வச்சுண்டு லிங்கம்ங்கிறது ஹேத்து இங்க அந்த மாதிரி இல்லையே சந்தேகமா இருக்கு அவன் இந்த மாதிரி சொல்றாளோ அந்த மாதிரி சொல்றாளாங்கிற மாதிரி வெங்கியார்த்தத்தை பொறுத்து சந்தேகம் கிடையாது அவ ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறா சடார்னு மனசுல ஸ்புரிக்கிறது அவ்வளவுதானே இங்க வேற எதுவுமே அங்க கிடையாது அது எய்தர் உங்களுக்கு கிருத்திரிம சம்பந்தேன அல்லது அக்கிருத்திரிம சம்பந்தேன அப்படின்னா உங்களுக்கு கிருத்திரிம சம்பந்தம்ங்கிறது செயற்கையான ஒரு சப்தத்துக்கும் அந்த தெரிவிக்கக்கூடிய அர்த்தத்துக்கும் ஒரு தார்க்கிக மதத்துல கிருத்திரிம சம்பந்தம்ங்கிறான் ஆனா மீமாம்ச கால இடத்துல அது வந்து அக்கிருத்திரிம சம்பந்தம் ஏன்னா சப்தங்கள் நித்தியம் சப்தத்தினுடைய ஒரு அர்த்தத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமும் நித்தியம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து செயற்கை இல்லை இயற்கையா இருக்கக்கூடிய சில சப்தங்கள் இது அப்படின்னுட்டு மீமாசகன் ஒத்துக்கிறான் ஒரு சம்பந்தம் ஆமா கிருத்திரிமேனங்கிறச்சே தார்க்கிக மதம் அக்கிருத்திரிமேனங்கிறச்சு உங்களுக்கு மீமாசகாலுடைய மதம் சம்பந்தாந்தரேனங்கிறச்சு வேறு ஒரு சம்பந்தத்தினாலதான் நது அனுமானம் அனுமதி அனும லிங்க லிங்கி சம்பந்தம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறது விவக்ஷா விஷயத்துவம் ஹி தஸ்ய அர்த்தஸ்ய சப்தைஹி லிங்கதையா பிரதீயதே நது ஸ்வரூபம் இப்போ விவக்ஷா விஷயத்துவம் ரெண்டு விதமான அந்த பிரதிபாத்திய அர்த்தம் இருக்கே அந்த இடத்துல விவக்ஷா விஷயம்னா அந்த எதை சொல்லணும்னு ஆசைப்படுறாளோ அந்த சொல்லணும்னு ஆசைப்படும் தன்மை இருக்கே அது வந்து அந்த அர்த்தத்துக்கு சப்தங்களினால் சப்தங்களை வந்து ஒரு ஒரு ஹேத்துவா வச்சுண்டு சொல்லலையே தவிர அந்த சப்தத்துக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அந்த இயற்கை ஸ்வரூபம் கிருத்திரிமமா அக்கிருத்திரிமமா நித்தியமா அனித்தியமா அந்த விசாரணைக்கு நான் வரல இந்த சப்தத்தை உபயோகப்படுத்துருச்சு ஒரு பெண்ணு இந்த கான்டெக்ட்ல இந்த மாதிரி ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்தும் பொழுது அதுக்கு உண்டான ஒரு சாமர்த்தியம் இருக்கு எனக்கு அது வந்து சடார்னு புரியுது இத வந்து லிங்கத்தையா ந பிரதிபாத்தியதேங்கிற ந பிரதீயதே அது ஸ்வரூபம் ஆஹ் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் விவக்ஷா விஷயம் பண்ணா உங்களுக்கு வந்து இதுவா தெரியறது சாதன பூத்தமா தெரியறது ஆனா பிரதீயமானம் உங்களுக்கு அப்படி இல்லைங்கிற இல்ல ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வாட்சிய வெங்கையோகோ அனுமேயத்துவ அபாவம் அந்த இடத்துல அனுமேயம் இல்லை நான் சொன்னது ரைட்டு தான் கரெக்ட் இந்த இடத்துல வந்து விவக்ஷா விஷயத்துவம் ஹி தஸ்ய அர்த்தசிய சப்தைஹி லிங்கிதையா பிரதீயத்தே நது ஸ்வரூபம் ஸ்வரூபம் தெரியல எதிஹி லிங்கிதையா தத்ர சப்தானாம் வியாபாரா சியாத் தத் சப்தார்த்தே சமயக் மித்யாத்வாதி விவாதாக ஏவ ந பிரவர்த்தேரன்னு தூமாதி லிங்க அனுமித அனுமேயாந்தரவது இந்த என்டையர் இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு அர்த்தமானது இதுதான் விவக்ஷா விஷயம் ஏன் அப்படின்னா ஏதச் சப்த உச்சாரித்தத்வாது அப்படின்னு ஒரு அனுமதிய போட்டு நம்ம வந்து சாதிக்க முடியாது எப்படி சாதிக்கிறோம்னா விவக்ஷா விஷயத்தை வேணா சாதிக்கலாமே தவிர வியங்கியமா தெரியக்கூடிய அர்த்தத்தை சாதிக்க முடியாதுங்கிற அனுமானம் வந்து இததான் அவன் கூற பாக்குறாங்கிற ஆஸ்பெக்ட வேணா நான் வந்து ஐ கேன் டெட்யூஸ் அது வேணா அனுமானம் பண்ணலாமே தவிர அர்த்தத்தை அனுமானம் பண்ண முடியாதுங்கிறார் அது ஸ்லோகம் சொன்ன உடனே கசியமான பவதி ரோஷோ திருஷ்டுவா பிரியாயாக சவ்ரண மதரம்னு சொல்றேன் அப்போ இவ வந்து இது பண்ணிட்டா இவ வந்து சேவ் பண்ணிட்டா அவளுடைய இவளை அந்த பெண்ணிட்ட வந்து என்ன சொல்றான்னா நீ இன்னைக்கு உன்னை வந்து காப்பாத்திட்டே நீ இனிமே இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு அந்த பெண்ணிட்ட சொல்ற மாதிரி இருக்கு அந்த வெங்கியார்த்தம் நமக்கு வந்து சடார்னு தோன்றது அது அனுமேயம் இல்லை அப்புறமா நம்ம என்ன அனுமானம் பண்ணலாம்னா ஓ இவ இந்த மாதிரி ஒரு சப்தம் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இததான் சொல்லணும்னு அவ விரும்புறாளோ என்னமோ அப்படிங்கிற லேட்டர் ப்ராசஸ் வேணா நீ அனுமதியில கொண்டு வந்துக்கலாம் சட்டுன்னு தோணக்கூடிய ஒரு ரசமோ அல்லது வஸ்துவோ உங்களுக்கு அனுமானம் கிடையாது அர்த்தம் இஸ் நாட் அனுமானம் இவ இவ இததான் கன்வே பண்ணணும்னு ஆசைப்படுறா அப்படிங்கிற ஃபேக்ட வேணா நம்ம அனுமானம் பண்ணலாம் எஸ் முதல்ல முதல்ல அவ என்ன ரியலா சொல்ற அதுதான் புரியுது நமக்கு எங்கேயும் தெரியுது ஃபர்ஸ்ட் நமக்கு சோ ஸ்டெப் வந்து சப்தம் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சப்தங்கள் எஸ் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு அர்த்தம் தோன்றது டைரக்ட் மீனிங் ஒண்ணு தோன்றது டைரக்ட் மீனிங் ஃபர்ஸ்ட் அர்த்தம் தெரியுது அதுக்கப்புறம் தெரிஞ்சு விடுறது நமக்கு தெரிஞ்சுடுறது தெரியறது வெங்கியார்த்தம் தெரியறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இததான் இவ சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்போம் அப்படின்னு நம்ம அப்படின்னு அடுத்த ஸ்டெப் வியங்கியார்த்தத்துக்கும் அப்புறம் நம்ம வந்து டெட்யூஸ் பண்றோம் பாத்தேடா ரெண்டும் ரெண்டும் போட்டு சொல்ல பாக்குறோம் பாத்தேடா அதுதான் அனுமான விஷயம்ங்கிறார் அர்த்தத்தினுடைய நம்ம தானே அது அனுமானம் பண்ணி அவாவா சகிருதனுடைய இதயத்துக்கு தக்கனபடி அது வந்து இட் கம்ஸ் அவா தோணுறது இல்லையா ஓ இப்படியே இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நாலஞ்சு பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு நம்ம சொல்லிடுறோமே இப்ப நான் நான் ஒரு ஸ்லோகத்தை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறச்சு எனக்கு சில விஷயங்கள் ஸ்புரிக்கும் புரிச்சுடுறது எனக்கு உங்களுக்கு ஸ்புரிக்கலன்னு சொல்றேன் உங்களுக்கு ஸ்புரிக்கலங்கிறச்சு இப்போ நான் வந்து when I am trying to explain it to you இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கா பாருங்கோ இந்த கான்டெக்ட் இருக்கும் இல்லையோ அப்போ இதுல இருந்து இததானே இவ சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கணும் அப்படின்னு நான் ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணேன் பாத்தேடா அந்த ப்ராசஸ் தான் அனுமானம் எனக்கு முதல்ல ஸ்புரிச்ச அந்த அர்த்தம் அனுமானத்தினால வந்த அர்த்தம் கிடையாது அர்த்தம் எனக்கு அர்த்தம் முதல்லயே தோணி போயிடுது பார்வதி வந்து நிக்கிறா இப்ப பார்வதி பக்கத்துல நிக்கிறா அப்பாக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கா நாரதர் வந்து என்னத்தையோ சொல்றார் நான் இவாள்லாம் வந்து ரிஷிகள்லாம் வரா ரிஷிகள்லாம் வந்த உடனே உங்க பொண்ணை வந்து சிவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஸ்லோகம் என்னன்னா பார்வதி பக்கத்துல நின்னுண்டு ஒரு தாமர புஷ்பத்தினுடைய இலைகளை எண்ணினா அப்படின்னு இருக்கு அந்த ஸ்லோகத்தை படிச்ச உடனே உங்களுக்கு இப்ப புரிஞ்சுடுத்தோம் அதனால நான் இப்ப வந்து அனுமானம் என்னங்கிறதுக்கு சொல்ல முடியாது கணயாமாச பார்வதின்னு இருக்கு கணயாமாச பார்வதின்னு உடனே எனக்கு டக்குன்னு வெக்கப்பட்டான்னு மனசுல தோணி போயிடுது கரெக்டா இப்ப அந்த வெட்கம்ங்கிறத இப்போ ஒரு சின்ன பொண்ணு இருக்கா பதிமூணு வயசு பொண்ணு why should she keep counting the ஃபிளவர்ஸும் போ அவளுக்கு புரிய போறது இல்லை அதர் <laughs> கேட்க போறது சோ அவளுக்கு அந்த தாட் கிடையாது எ பிக் மேட்டர் அதுக்கப்புறம் நான் வந்து explain to her the and process I use to make her understand இருக்கு அந்த விவக்ஷா அதுதான் அந்த போயிட்டு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாருங்கிறது இருக்கேமா அதுதான் இது அப்படின்னு நான் அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் வச்சுக்கோங்க the process I use is அனுமானம் அப்ப லிங்கிதையா பிரதீயதே அப்ப நான் அவளுக்கு வந்து ஸ்வரூபம் இல்லை ரைட்டா அதுதான் இங்க வந்து விவக்ஷா விஷயம் வேணா உங்களுக்கு இதுவா இருக்கலாமே தவிர பிரதிய பிரதிபாத்தியமான அர்த்தம் உங்களுக்கு வந்து வியங்கியம் அது வியஞ்சனா வியாபாரேன ஏவ நது அனுமேயா அப்படிங்கிற எதிகி இல்ல ஒரு கவியோட ஒரு இது வந்து இப்படி யாராவது ஒருத்தர் எழுதலைன்னா நோபடி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆமா அந்த எழுதுற ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா எழுதுற ப்ராசஸ் அவர் வந்து அனுமானமாக தான் எழுதுவார் அவர் ஒரு வியாக்கியானம் தோனி தானே எழுதுறார் ஒரு அவருக்கு ஒரு ஒரு இது ஸ்புரிக்குமே தானே அவர் எழுத முடியும் ஆமா நம்ம இது அவர் எழுதுறாரு பட் சாதாரணமாவே கேக்குறேன்னா ஒரு ஒரு புக் தான் இருக்கு ஒரு இதுதான் இருக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு அதை சொன்னா சட்னி எல்லாருக்கும் புரியறது இல்லை எல்லாருக்கும் புரியாது சன் சன் unless somebody experience like this இல்லையா அப்போ பின்ன எப்படி எப்படி அந்த காலத்துல எல்லாரும் படிச்சுட்டு இருந்தா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கும் ஒகேபுலரி இருந்ததுன்னா ஒகேபுலரி இருக்க இருக்க உங்களுக்கு வந்து தானா புரிக்கும் இப்போ புதுசா ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறேன் வச்சுக்கோங்களேன் இருந்தா கூட சில வேர்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆமா சம்ஸ்கிருதத்திலே ஒரு வேர்டுக்கு தேசே சோ மெனி அர்த்தம்ஸ் ஒரு ஒரு ஜலம்னாலே அதுக்கு அறுபத்தி மூணு டிரான்ஸ்லேஷன் இருக்கு சொல்றேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவளுக்கு எப்படி how will they this thing it is what the interpreter says so இப்போ வந்து இப்படி யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு புக் யாரோ ஒருத்தர் ஒரு டெக்ஸ்ட் எழுதுறா வச்சுக்கோங்களேன் அந்த கவி எந்த ஒரு கண்ணோட்டத்துல எழுதினார்னா இப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஒரு இருபத்தஞ்சு முப்பது காவியம் நான் படிச்சிருக்கேன் இப்போ புதுசா எனக்கு ஒரு காவியம் வருது கையில பாக்குறேன் யாருமே அதுக்கு வந்து ஒன்னும் வியாக்கியானமும் எழுதல டிரான்ஸ்லேஷன் எழுதல புதுசா இருக்கு அது நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு நான் படிக்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காவியங்கள் படிச்சதுல அதுலதான் கா உங்களுக்கு வந்து காவிய பிரகாசத்துல ஃபர்ஸ்ட் சொன்னார் காவிய சாஸ்திரா அபியாசேன அனவேக்ஷ அவேக்ஷணேன அத அத படிச்சதுனால படிச்சதுனால சாஸ்திரங்களையும் படிச்சதுனால படிச்சதுனால மனசுல ஒரு சம்ஸ்காரம் இருக்கு அந்த சம்ஸ்காரத்தினுடைய கண்ணோட்டத்தை வச்சுண்டு பாக்கறச்சு ஒரு ரெண்டு ஸ்லோகத்துக்கு டக்குன்னு ஒரு ஸ்புரிக்கும் துவனி யாருக்குமே இது தெரியாம போயிட போறதே யாருக்கும் இந்த துவனி தெரியாம பட்டதுனால அப்படி ஒரு ஒரு ஸ்லோகத்தை பார்த்தா புரியுது ரொம்ப ஓகோ ரொம்ப லோச்சனை மாதிரி பேர்ட் பை பேர்ட் தெரியாட்டா கூட ஒரு பொதுவா ஒரு மீனிங் அது புரிஞ்சுடுறது not like like you but at least கொஞ்சம் தெரியுது இஃப் நாட் ரொம்ப எலாபரேட்டா தெரியாட்டா கூட ஜிஸ்ட் ஆஃப் த திங் தெரியுது ஆமா அது வந்து பிகாஸ் ஆஃப் த படிப்பு அதுதான் படிச்சுண்டே இருந்தா தானா வரும் தானே வரும் எஸ் ஓகே அது டெஃபினட்டா நான் பாத்திருக்கேன் கண் கூட நான் பாத்திருக்கேன் அதனால நான் சொல்றேன் <laughs> சோ அபியாசம் பண்ண பண்ண என்ன விவக்ஷா விஷயம்ங்கிறது புரிஞ்சிட தானா புரியும் ஆனா அந்த விவக்ஷா விஷயத்துவம்ங்கிற ஆஸ்பெக்ட் இருக்கு அத வந்து நம்ம அனுமயம் பண்றோம் வெரஸ் அதனுடைய ஸ்வரூபம் இருக்கே அந்த வெங்கியார்த்தம்ங்கிறது உங்களுக்கு வியஞ்சனா வியாபாரம் தான் வருது यदि हि लिङ्गितया तत्र शब्दानां व्यापारः स्यात् तत् शब्दार्थे सम्यक् मिथ्यात्वादिविवादाः एव न प्रवर्तेरन् धूमादिलिङ्ग अनुमित அனுமேய அந்தரவது இது என்ன இந்த லைன்ல என்ன சொல்ல வர்றாருன்னா ஸ்- எ- அஹ், முதல்ல சொன்னேன் ஒரு பர்வதம் இருக்கு பர்வதத்துல வன்னி இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் முதல்ல இருக்கும் வன்னிர் அஸ்திவா நவான்னு சந்தேகம் தூமத்தை பாக்குறோம் தூமத்தை பார்த்த உடனே வன்னி இருக்குன்னு தீர்மானம் பண்றோம் அந்த இடத்துல சந்தேகம் வருவோம் அதுக்கப்புறம் சந்தேகம் வரப்போறது இல்ல அப்ப எதிகி லிங்கிதையா தத்திர சப்தானாம் வியாபாரா ஒருவேளை சப்தங்களினுடைய வியாபாரம் இந்த அனுமான பிரகாரம் மாதிரி நமக்கு வந்து உங்களுக்கு இருந்ததே ஆனால் வாட்சியத்துக்கும் வியங்கியத்துக்கும் அனுமதி இருந்ததுன்னா அனுமானம் இருந்ததுன்னால் அப்போ சப்தார்த்தே தது சப்தார்த்தே சமயக் மித்யாத்வாதி விவாதாக ஏவ ந பிரவர்த்தேரன்னு அப்போ இங்க வந்து இருக்கா இல்லையாங்கிற விவாதமே வராதே உங்களுக்கு தூமாதி லிங்க அனுமித தரவது அந்த இடத்துல தூம ஹேதுகம் அனுமிதி கோச்சரம் வன்னி அப்படிங்கிற ஒரு இது வந்துரும் व्यङ्ग्यश्च अर्थः वाच्यसामर्थ्य अपे आक्षिप्ततया वाच्यवत् शब्दस्य सम्बन्धी भवत्येव வாச்சியார்த்தம் போல உங்களுக்கு வந்து இங்க சந்தேகம் எல்லாம் கிடையாது வெங்கியார்த்தம் எப்படி வந்து ஒரு சப்தத்தை சொன்ன உடனே ஒரு அர்த்தம் நமக்கு வந்து கிளியரா தெரியறதோ பிரமங்கர்ச்ச இஸ் ஈக்குவல் டு அங்க போய் அஹ், சஞ்சாரம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எப்படி வாச்சியார்த்தம் தெரியறதோ அதே போல வியங்கியார்த்தமும் இந்த வாச்சியார்த்தத்தினுடைய சாமர்த்தியத்தினால வாச்சியவது சப்தசிய சம்பந்தி பவத்தியேவ இந்த சம்பந்தத்தோட இருக்கதான் இருக்கு சாட்சாத் அசாட்சாத் வந்து வேங்கியார்த்தம் நமக்கு தோன்றது சாட்சாத் அசாட்சாத் பாவகாகி சம்பந்தசிய அப்பிரயோஜகா இந்த இடத்துல வந்து சாட்சாத் பாவ அனிவேஷாத் வியஞ்சனாயாக பரம்பரா சம்பந்தத்வேன சம்பந்தத்வே ந சங்கரீயம் அஸ்யாக அபிதா உபஜீவகத்வசிய பிராகீக உத்தியோதே பேத பிரதர்ஷனாது சரி அபிதாக்கும் வியஞ்சனாக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சாட்சாத் சம்பந்தமா அல்லது அசாட்சாத் சம்பந்தமா அப்படிங்கிற உங்களுக்கு இதுவே இருக்காது டவுட்டே வராது வாச்சக பாவ ஆசிரியத்துவஞ்ச வெஞ்சகத்வசிய பிராகேவ தரிசிதம் வாச்சியத்துக்கும் வாச்சகத்துக்கும் என்ன சம்பந்தம் இதை பேஸ் பண்ணி தான் வியஞ்சகத்துவம்ங்கிறது இருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடியே இந்த உத்தியோகத்துல சொல்லிட்டோம் தஸ்மாத் வக்திரு அபிப்பிராய ரூப ஏவ வியங்கியே லிங்கதையா சப்தானாம் வியாபார தத் விஷயீகிருத கிருத்தே தூ பிரதிபாத்தியதையா அதனால வக்திர அபிப்பிராயம்னு எடுத்துட்டோம்னா அது வியங்கியார்த்தமா இருந்ததுன்னா வக்திர அபிப்பிராயம் அந்த இடத்துல சப்தங்களினுடைய வியாபாரம் உங்களுக்கு லிங்கமாக இருக்கு அது வேணா உங்களுக்கு அனுமேய விஷயமா இருக்கலாம் ஆனால் பிரதீயமானே தஸ்மின் அபிப்பிராய விஷயே அந்த அபிப்பிராய விஷயமானது பிரதீயமானமா ஆயிடுத்துன்னா வியங்கியமா எனக்கு தெரியறதாக இருந்ததுன்னா ரூபே தஸ்மின் பிரதீயமானே தஸ்மின் அபிப்பிராயே அனபிப்பிராயே ச வாச்சகத்வேனைவ வியாபாரேன சம்பந்தாந்தரேனவா அதாவது இந்த இடத்துல அந்த அபிப்பிராயமாக இருந்ததுனால் உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ உமாமுகே பிம்பபராதரோஷ்டே ரோஷ்டே வியாபாரயாமாச விலோச்சனானிங்கிறது ஒரு அபிப்பிராய ரூபமாக இருக்கக்கூடியது அந்த இடத்துல அனபிப்பிராயம் சோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சங்கேதிதார்த்தம் அபிதா அபிதாவில இருந்து வரக்கூடிய ஒரு வெங்கியம் அந்த வெங்கியாந்தரம் தெரியறது அப்போ சம்பந்தாந்தரேனங்கிறச்சு வியஞ்சனா வியாபாரேன அப்படின்னு சொல்றோம் வியாச்சகத்துவேனைவ வியாபாரேன உங்களுக்கு தெரியலாம் அல்லது வேற ஒரு சம்பந்தத்தினால தெரியலாம் வாட்சியார்த்தத்திலிருந்து வெங்கியார்த்தம் தெரியலாம் அல்லது லட்சியார்த்தத்திலிருந்து வெங்கியார்த்தம் தெரியலாம் அல்லது உங்களுக்கு வெங்கியார்த்தத்திலிருந்தும் வெங்கியார்த்தம் தெரியலாம் உமாமுக்கிய பிம்பபலாதரோஷ்டங்கிற இடத்துல அவர் வாச்சியார்த்தம் தான் அதுல இருக்கக்கூடிய வார்த்தைல இருந்து அவர் வந்து பார்த்தார் அம்பாளுடைய அந்த உதட்ட பார்த்தாருங்கிறச்சேயே நமக்கு கிளியரா அந்த வக்தாவனுடைய அபிப்பிராயம் வெங்கியமா நமக்கு தெரியறது ந தாவது வாச்சகத்வேன யதோக்தம் பிராக்கு சம்பந்தாந்தரேன வெஞ்சகத்துவம் ஏவ சோ அந்த சம்பந்தாந்தரம்ங்கிறது வாச்சகமா ஆக முடியாது அது வந்து வெங்கார வெஞ்சனா வியாபாரத்தினாலதான் ஏற்படும் தஸ்மாத் பிரதிபாத்தியோ விஷய நச்ச வியஞ்சகத்துவம் லிங்கத்துவரூபம் ஏவ ஆலோகாதிஷு அந்நதா திருஷ்டத்வாது லிங்கத்துவ ரூபம்ங்கிறது கிடையாது உங்களுக்கு வியஞ்சகத்துவத்துக்கு லிங்கத்துவம்ங்கிறச்சே உங்களுக்கு ஹேத்து மாதிரி இல்ல வியஞ்சகம்ங்கிறது ஹேத்து ஹேது மத்பாவம் கிடையாது தஸ்மாத் பிரதிபாத்தியோ விஷய சப்தானாம் ந லிங்கித்வேன சம்பந்தி வாச்சியவது அதனால உங்களுக்கு பிரதிபாத்தியம் வியங்கியமாக தெரியக்கூடிய வாச்சியார்த்தமா இருக்கட்டும் வியங்கியார்த்தமா இருக்கட்டும் ரெண்டுமே உங்களுக்கு வந்து அங்க லிங்கத்துவேன சம்பந்தம் கிடையாது அப்படின்னா அனுமேய விஷயம் இல்லை யோகி லிங்கத்துவேன தேஷாம் சம்பந்தி யதா தர்ஷிதா விஷய சன வாச்சியத்வேன பிரதீயத்தை அபிது உபாதித்வேன प्रतिपाद्यस्य विषयस्य लिङ्गित्वेन तद् विषयाणां विप्रतिपत्तीनां लौकिकैः एव क्रियमाणानाम् अभावः प्रसज्येत इति एतच्च उक्तमेव இதையும் முன்னாடியே சொல்லியிருக்கோம் அந்த வெங்கியமாக இருக்கக்கூடிய அர்த்தம் வந்து உங்களுக்கு சாத்தியமா போயிடுத்துன்னா அந்தந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பலவிதமான உங்களுக்கு விப்ரதிபத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எப்படி வந்து அர்த்தங்கள் தோன்றது ஆமா இந்த அர்த்தத்திலிருந்து இதுதான்னு வந்து உங்களுக்கு தீர்மானம் பண்றச்சு அனுமானத்துல வந்து தூமத்தில இருந்து வன்னி தான் தீர்மானம் பண்ண முடியும் ஓ வன்னியும் இருக்கலாம் ஜலமும் இருக்கலாம் இந்த ஆகாசமும் இருக்கலாம் அப்படின்னு நாலஞ்சு அர்த்தம் தோணுமோ அந்த இடத்துல அனுமேய விஷயம் அப்படி இருக்காதே வெரஸ் உங்களுக்கு இங்க வந்து பலவிதமான அனுமேய விஷயங்கள் இருக்கு அது வந்து உங்களுக்கு இங்க சரிப்பட்டு வராதுங்கிறார் அதனால அனுமே பிரதிபாத்தியம்ங்கிறது உங்களுக்கு வெஞ்சனா வியாபாரேன இவ நது அந்நிய வியாபாரேன அனுமித்தியா வர முடியாது அப்படின்னு திருப்பியும் சொல்றார் எதாச்ச யதாச்ச வாச்சிய விஷயே பிரமாணாந்தர அனுகமேன சமயத்துவ பிரதீதௌ குவச்சித்து கிரியமானாயாம் தசிய பிரமாணாந்தர விஷயத்துவ சத்தியபி இது ஒன்னா அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிச்சுப்போம்